Action! Action! Action! Action action இதுக்கு மேலே தான் அந்த விளாக் ஒரு தீவிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது தீவிரமானே மழை பெய்யுது தீவிரம் இருக்கா ரொம்ப ஆபத்தான பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஆபத்தான பகுதி எது வந்தாலும் நான் ஓடி போயிடுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்கிறணும் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் பிரிஞ்சு போகிறாங்க எங்கிட்டு போ சரி வாங்க நம்ம தலைவர் அரவிந்த் சாமி பக்கமே போவோம் பணத்தில் பேராமல் நடக்கும் மணி ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி டென்ஸ் ஆயிடுச்சு ஒரு கண்டென்ட் போச்சு ஆமாம் இது எந்த ஊரில் இருக்குன்னா வாடிப்பட்டில் இருக்குது இடத்த சொல்லாதீங்க சார் அப்புறம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம டெய்லி லாக் பண்ணுற டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பண்ணி இது நம்ம கடந்து வந்த பாதைகள் எப்பவுமே மறக்கக்கூடாது ஊரை பாருங்க ஏன்னா அவன் பேரை வேணா அதில் எழுதி வச்சுக்குவா நம்ம கேமரா அவனை காப்பாற்றி ஆகணும் கையை கொடுங்க கையை கொடுங்க வாங்க வாங்க வாங்க ஆர்த்தி கேமரா <laughs> மாட்டி கேமராமேன் சாதாரணமாக நினைக்கக்கூடாது சூப்பர் மேன் அவ்வளோ பெருமையாகவும் பேசக்கூடாது இதுக்கு பேசாமலே இருந்துடலாம் இப்போ என்ன ஒரு அர்த்தம்னா எனக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு அதில் சாவடிக்கிறாங்க ஒன் டூ த்ரீ பேசாம கத்தி அப்படி சுத்தவா வந்து விட்டாங்க சுவாமி அடிகள் பதிவு சிறப்பு அப்படியே சொல்லுங்கடா அது வரைக்கும் நான் ஒரு வழியும் சொல்லலை அது ஒரு அந்த மலை அதான் வழி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நைட் எனக்கு தூக்கம் தெரியல ஏழு மணி ட்ரெயின் போய்கிறது ட்ரெயினை காட்டுங்க கேமராமேன் இருந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன் பிடிங்க ட்ரெயின் போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுது உங்களுக்கு தெரியுதா முன்னாடி சுருளி கார் இருக்குது அந்த உட்காந்துருக்காரு பம்பரை விட்டுட்டு இருக்காரு எங்க கார் தான் எனக்கு வாடகை எடுத்துட்டு போனா தெரியுதா ஏறி எங்கடா ஒண்ணுமே காணோம் சாமி அடிகளே வீடு ஆரம்பிச்சிட்டாங்களா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பாதிலே பேருக்கு தெரியும் பாதியிலே போனீங்க பேருங்க எங்களை ஒரு மதித்து மதித்து வந்துருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அங்கே பாருங்க பாருங்க சத்தம் கேட்குதா வாங்க அரேங்க சுவாமி வாங்க வாங்க இங்கே பாருங்க ஒன்றுமில்ல சுட்டி போடா சாரி பீப் நினைப்பீங்க காலங்காத்தால் எங்கே இங்கே போகிறாங்க காலை கடனுக்குள்ள இருக்குல்ல கடனை குளிக்க போயிட்டாங்க கடனை நிறைய பேர் ரொம்ப முக்கியம் போங்க போங்க போயிட்டாங்க நாங்கள் நம்மளும் போவோம் இருங்க இருங்க கேமராமேன் இப்போ ஸ்பீடாக போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது எடிட்டரோட வேலை அவர் ஸ்பீடாக போய்க்கிருக்காருன்னு நினைக்கிறது தவறான ஏய் நிப்பாட்டு ஆக்சன் இப்போ நம்ம கொரோனா தேர்ட் வேவில் இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் மக்களையோட மக்கள் மக்களோட அலை குறைஞ்சனால தேர்டு வே செகண்ட் வேவோட அலை குறைஞ்சிருக்கு தேர்டு வேவ்னு ஒன்று வரும் ஐயோ அரை சொல்லா சொல்கிறானே ஸோ மக்கள் குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியில் இருக்கனால கொரோனா வலுப்பெற்று வலுப்பெற்று இருக்காமல் இருக்குது மக்கள் அதிக இடத்துக்கு போயிட்டாங்கன்னா தேர்டில் நல்லா வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் வாங்க நீ மலைக்கு போகலாம் வீடியோ வேண்டாம் சொல்லு பாரா கேமரா வீடியோ எடுக்கிறதோ காக்கானா கத்துறது இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது இவன்டா என் தலையில கள்ள தூக்கி போட்டது கீழே எறிய போற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு finally we got it sir Drop, left and இனி மேலே போய் காமிக்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் போதை தருமன் நினச்சா வழியாக இருப்பார் போல் செடிகள்லாம் பிடிங்கிருக்கார் அரவிந்த் சாமிகளுக்கே டஃப் கொடுப்பார் போல் அதை மட்டும் அப்புறம் இன்னொரு இறங்குறப்ப ஏற மாதிரி எடுத்துக்கலாம் நண்பர்களை இதை நோட் பண்ணாதீங்க இது எங்கள் கம்பெனி ரகசியம் ஆமாம் பெரிய கப்பல் கம்பெனி ஓட்ட சைக்கிள் முப்பது டீப்பு பத்து பேனு பத்து கடியாரம் மொத்தோட இதான் இதுக்கு பேர் கம்பெனி என்ன டான் சாமி அடிகளே சாமி மேலே போயிட்டாரு இப்போ சாங் ப்ளே ஆகும் இயற்கை காட்சின்னு நினைக்காதீங்க வீடியோ ஓட்டுறதுக்கு கேமரா ராஜதந்திரங்கள் ராஜதந்திரங்கள் அனைத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா நாங்கள் ஒரே வேணாம் இந்த நேற்று டவுசர் கிழிஞ்சனால இந்தியன் பவர் அரவிந்த் உலகமைக்கும் நீங்கள் காதல் காவியத்தை கேட்டால் நானும் அவங்களும் லவ் ஃபெயிலியர்ல அண்ணா அந்த மரம் தெரியுதா தெரியுது அதில் நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அவள் குத்து இல்லை இங்கேருந்து குதிச்சு அங்கே போய் மாட்டிக்கிச்சு எதா இருந்தால் லாஜிக் காற்று காற்று அடிக்குதுல்ல உள்ளே இருந்தாலும் பரண்டிங்களா அங்கே பாருங்க பாருங்க அங்க பாருங்க அங்கதான் தனுஷ் ஆல்ரெடி ஓடி வந்தாரு ஸோ இங்கதான் ஒரு இடத்துல அங்க ஒரு சின்னதா தெரியுதுல அங்க வந்து யோகி பாபு மீட்டிங் போட்டாரு பாறை இடத்துல தனுஷ் பறந்து போய் மீனை வெட்டினாரு அந்த மீன் போயினாரு அங்கதான் மீன் வெட்டினா எப்போ அந்த பொம்மை எடுத்தது உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா தெரியல அங்க சிவப்பு உருவம் நடந்து வந்துட்டு இருக்கு அது உண்மையை வருதுடா கர்ணன் ஷூட்டிங் ஸ்பாட் இந்த இடத்த இந்த நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எதுல வந்து பார்த்தாங்க தெரியல டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல இந்த இடத்த பார்த்து தான் வந்திருக்காங்க அதனால உறுதியா சொல்ல முடியும் கவலைப்படாதீங்க இது எடிட்டிங்ல இது பண்ணிடுவோம் எல்லாமே வீடியோ ஆம்பேன்ற ஒரு ஆம்பேன்ற ஒரு தெரியுதா ஆம்பேன்ற ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் நவீன் கேமராமேன் கேமராமேன் சுத்தி சுத்தி எடுக்கிறாரு பாண்டியராஜ் சொல்லுங்க பாண்டியராஜபுரம் இருக்கு அதான் பான் ஃபேக்ட்ரி சுகர் ஃபேக்ட்ரி